வணக்கம் நான் உங்க வாசன் டிடிஓ ஃபலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா கட்ரா அப்படிங்கிற ஊர்ல தான் இருக்கோம் ஸோ ஸோ <laughs> வந்து நம்மளை சுற்றி ஒரே அண்ணாங்களா தான் இருக்காங்க எல்லாரும் வந்து பார்த்தா நம்மளை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அது என்ன கதை ஏது கதை அப்படிங்கிறதுலாம் மோட்டோ விளாகிங்கில் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த ஹோட்டல்லையும் ஒரு சரியான ஃபன் நடந்துச்சுங்க அதையும் நான் வந்து போக போக என்னன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் தட்டிட்டுக்கோங்க இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பி போக போகிறோம்னா டெல்லிக்கு கிளம்பி போக போகிறோம் இன்றைக்கி மத்தியானம் ஒரு டுவெல்க்கு மேலே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஜேர்னி மட்டுமே twelve and half hours journey ஏன் வந்து கிளம்பி போக இவ்வளோ லேட்டு அப்படிங்கிறதையும் மோட்டோ லாகிங்கில் சொல்கிறேன் ஓகே பையா பாய் பையா Thank you. Bye bye bye bye bye. என்னப்பா இது கிட்டத்தட்ட அஞ்சு நாள்னு காட்டுது ஓ ரைட் ரைட் ரைட் நடந்து போகிறக்கு போட்டு வச்சுருக்கேங்க ஏன்னா நம்ம வைஷ்ணவி தேவி டெம்பிளுக்கு நடந்துல போனோம் அப்போ போட்டு வச்சது அப்படியே இருக்குது ஸோ கிட்டத்தட்ட six hundred and twenty kilometres எவ்வளோ மணி நேரம் ஜேர்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி டுவெல் ஹவர்ஸ் ஜேர்னிங்க இப்போ டைம் என்னென்னு வந்து பார்த்தா டுவெல் தேர்ட்டி ஆச்சுங்க ஏன் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுன்னா நேற்றுலாம் வந்த செம்ம டயர்டாக படுத்த நல்லா தூங்கிட்டேன் அப்புறம் காலையில் எழுந்துச்சா லேட் ஆகிடுச்சு ஆ <laughs> சரி பசா போயிட்டுறேன் விச் ஒன் பை ஆ தேங்க்யூ பாருங்கள் க்ளவுஸை மிஸ் பண்ணிட்டேன் இந்த க்ளவுஸுக்கும் நமக்கு அப்படி என்னப்பா ராசி சொல்கிறா உனக்கும் எனக்கு என்ன பரம்பரை பார்க்கையா ஆனால் நான் கீழே விழுந்துடுற ஸோ வந்து இந்த அண்ணாங்க கூடலாம் செம்ம ஃபன்னாக இருந்துச்சுங்க இப்போ ஏதோ ஒரு மலையிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம் பட் கரெக்டாக தான் போகிறோமா என்ன ஏதுன்னு தெரில ஷார்ட்கட்னு சொல்லி புது வழியில் கூப்பிட்டு போயிட்டுருக்குங்க நம்ம கூகுள் மேப் என்ற குட்டி சத்தான் ஆக்சுவலி காலி நான் சொன்னேன் இல்லைங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரே ஃபன்னாக இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி முதல் ஃபன் என்ன நடந்துச்சுன்னா மத்தியானம் செக் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரிசப்ஷனில் வந்து அண்ணா எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க வந்து பாருன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆச்சு தம்பி அப்படின்னு சொன்னாங்க சரி ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்சில் பார்க்குறேங்க ஒரு நாலாயிரம் ரூபாய் வச்சுருந்தேன் எல்லாமே ஐநூறு ஐநூறு ஐநூறுரூபா நோட்டு தான் இருந்துச்சு என்னடா இது ஒரே ஐநூறுரூபா நோட்டாக இருக்கே சரி அண்ணங்கிட்ட பேசி பார்க்கலாம் இத்தனை நாள் இருந்தோம்ல ஒரு நூறுரூபாவது கம்மி பண்ணுவார் கிட்டத்தட்ட நிறைய நாள் இங்கே தாங்க இருந்தோம் நானும் அந்த தம்பியும் ஏன் வந்து வந்து ரொம்ப நாள் அங்கே இருந்தோன்னா வைஷ்ணவி தேவி டெம்பிளுக்கு இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலான்னே சொல்லி கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் இந்த ரூம்லேயே ஸ்டே பண்ணிட்டோம் சரி அந்த உரிமையில் ஒரு நூறுரூபா கம்மி பண்ணி தர சொல்லி கேட்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது இவங்க வேறு இப்படி சொல்கிறாங்களேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்கிட்டே சேஞ்ச் இருக்குது பயம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஓகே சேஞ்ச் தான் இவங்ககிட்ட இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டாயிரரூபா கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் மிச்சம் நானூறுரூபா கொடுப்பாங்க நானும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கேங்க அப்புறம் தான் இன்னொரு விஷயத்த சொன்னார் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது ஒரு வாட்டர் பாட்டில் வாங்க வாங்கினீங்கல்ல அதை நான் வந்து சொல்ல மறந்துட்டேன் ஸோ வந்து அது வந்து டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னாங்க சரி பரவாயில்ல பையன் இன்னொரு வாட்டர் பாட்டில் கொடுங்க அப்படியே ஃபார்ட்டி ருபி மைனஸ் பண்ணி three hundred and sixty rupees கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் three hundred and sixty rupees கொடுப்பாங்க நானும் பேன்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பத்து ரூபா எனக்காக கம்மி பண்ணிக்கோங்க பத்து ரூபா என்கிட்ட இல்லைன்னு அவர் சொன்னாராம் எனக்கு சரியான கோவம் வந்துடுச்சு எப்பா இதை தானப்பா நானும் கேட்டேன் நீ பத்து ரூபா கம்மி பண்ணி கொடுத்தியா எனக்கு முடியாது எனக்கு பத்து ரூபா வேணும்னு சொல்லி நின்னேன் அவங்களும் ரொம்ப நேரமாக அந்த கல்லாப்பட்டியில் தான் தேடிக்கிட்டே இருந்தாங்க கிடைக்கல அப்புறம் பக்கத்து கடையிலேருந்து பத்து ரூபா ரொம்ப நேரம் கழிச்சு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களா நான் பர்சுலேருந்து இன்னொரு ஐநூறுரூவா நோட் எடுத்து அங்கே நமக்காக ஃபுட்டு சர்வ் அந்த இருப்பாங்களே ஆளுக்கு ஒரு ஐநூறு ஐநூறு ரூபாய் மூணு பேத்துக்கு தந்தனும் அங்க கடைக்காரங்க மிரட்டாங்க சும்மா நார்மலாக எடுத்து கொடுத்துருந்தா கூட நிறைய பேர் வந்து பண்ண ஷாக்காக இருக்க மாட்டாங்க நான் என்ன பண்ணிட்டேன் அந்த பத்து ரூபா வேணும்னு அடம் பிடிச்சி நின்றுட்டு அதுக்கப்புறம் ஆளுக்கு ஐநூறு ஐநூறுரூபா கொடுத்தல ஏன்னா மூணு அண்ணாங்க இருந்தாங்க மூணு அண்ணாக்கு ஐநூறுரூபா கொடுத்து அந்த அண்ணா அந்த அண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அப்படியே வந்து பண்ணால் அங்கே நமக்கு பசங்க வந்து கூட்டிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பண்ண கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி பைக்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு ரேவ் பண்ண அதுக்கப்புறம் எக்கச்சக்க அண்ணாங்க வந்துட்டாங்க நம்ம பைக்கை பார்த்துட்டு அப்படியே எல்லாம் ஒரு ஃபன் ஆயிடுச்சுங்க இது கூட பரவாயில்லைங்க இன்னொரு சரியான அட்ராசிட்டி என்னன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா வெளியே நம்ம பைக் சவுண்டை பார்த்து அட்ராக்ட் ஆகி நிறைய பேர் வந்தாங்களே அவங்க வந்து என்கிட்ட ஹிந்திலேயே பேசிகிட்டு இருந்தாங்க நான் இருந்துட்டு பையன் எனக்கு ஹிந்திலாம் தெரியாது பையா எனக்கு இங்கிலீஷ் தெரியும் தமிழ் தெரியும் அவ்வளோதான் பையா அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு இருந்துட்டு பொய் சொல்லாதீங்க உண்மையை சொல்லுங்க உண்மையாகவே உங்களுக்கு ஹிந்தி தெரியாதா அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்கங்க நமக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொன்னால் ஸோ வந்து அவங்க கான்செப்ட் படி இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி தெரியும் ஸோ வந்து ஹிந்தி தெரியாதவன் இந்தியனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இங்கே நிறைய பூமர் ஹிந்திக்காரங்க அண்ணாங்கெல்லாம் இருக்காங்க அது ஒன்று தான் பிரச்சனை ஹிந்தி தெரியாதுன்னா நிறைய பேர் நம்பவே மாட்டேங்கிறாங்கங்க அண்ட் வந்து ஒரு மாதிரி ஒரு லுக் விடுவாங்க பாருங்களேன் கேவலமாக ஒரு லுக்கு அதை பார்த்த உடனே வயிறெல்லாம் எப்படி குபு குபு குபு குபுன்னு எரிஞ்சிட்டு வரும் உண்மையாக சொல்ல போனால் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து தமிழ் தெரியாமல் ஏதாவது ஹிந்திக்காரங்கன்னா இருந்தாங்கன்னா அவங்களையே சில பேர்லாம் வந்து பண்ணால் கேவலமாக லுக் விடுறவங்க இருக்காங்க அதோட கர்மா தான் இங்க நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது வேற எதுவுமே கிடையாது அண்ட் வந்து இங்க நிறைய டேர்னிங்ஸ் இருக்கு இங்கெல்லாம் ஜாலியா டேர்ன் பண்ணிட்டு போலான்னு சொல்லி வண்டியை படுக்க வச்சா வண்டி வலுக்குதுங்க டயரோட லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சு ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டிகிட்டு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட two thousand nine hundred and forty miles ஓட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா கணக்குப்படி பார்த்துக்கிட்டோம்னா நாலாயிரத்தி ஏழ்நூறு கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்திருக்கோங்க ஸோ வந்து two thousand nine hundred and forty into one point six போட்டோம்னா four thousand seven hundred and four something வருது அப்படி பார்த்துட்டோம்னா நாலாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்திருக்கோம் பரவாயில்லைங்க லைஃப் கொஞ்சம் நல்லா தந்திருக்கு ரொம்ப வலுக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகலை லைட்டாக தான் வலுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ வந்து இங்கேருந்து நம்மளோட டெல்லிக்கு வந்து பண்ண six hundred and twenty kilometres அங்கே டெல்லிக்கு போய் ரீச் ஆனோடனே டயர் லைஃப்க்கு மொத்தமாக காலி ஆகிடுங்க பரவாயில்லப்பா கரெக்டாக ஹார்ன் அடிச்சதுனால கரெக்டாக குரங்கு உள்ளே போயிடுச்சு இப்போதைக்கு மொத்தமாக மூணு பிளான் இருக்குங்க ஃபஸ்ட்டு பிளான் என்னென்னா நம்ம பைக்கை சேஃபாக டெல்லி கொண்டு போய் ரீச் பண்ணுறது ரெண்டாவது பிளான் என்னென்னா பைக்கை கொண்டு போய் அப்படியே சர்வீஸ் சென்டரில் விடுறது மூணாவது பிளான் என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அப்படியே ஃப்ளைட்டை பிடிச்சி நம்ம ஊருக்கு போகிறதுங்க ஸோ தமிழ்நாட்டுக்கு போன உடனே முதல் வேலை என்னென்னா பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்கணுங்க ஸோ வந்து பாஸ்போர்ட் கிடச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை ஜம்முன்னு பாஸ்போர்ட்டை வச்சுட்டு ஃபாரின் கிளம்பிடுவோம் சப்போஸ் பாஸ்போர்ட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அப்படியே டெல்லியில் இருக்கிற நம்ம பைக்கையோ இல்லை நம்ம ஜார்விஸையோ டெலிவரி எடுத்துகிட்டு அப்படியே வந்து நார்த் ஈஸ்ட் ரைட் பண்ண வேண்டியதுதான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்குங்க எப்படியாவது பாஸ்போர்ட் கிடைச்சிடணும்னு பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சுன்னா ஆக்சுவலி இத்தனை நாள் வந்து எனக்கு ஆசை இருந்துச்சு ஃபாரின் போகணுன்னு பட் ரொம்ப அதிகமான ஆசை இல்லை ஒருத்தர் நடானா அங்கே போய் பாம்பு கறி சாப்பிட்றான் அஞ்சு லட்ச ரூபாய் நோட்டை காட்டுறான் ஒரே வெறியேற்றி விட்டாங்க என்ன ரொம்ப வெறியேற்றி விட்டான் அதனாலேயே நம்ம போயே ஆகணுமே அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டேன் எப்படின்னா இப்போ ஏதாவது நமக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும் ஸோ வந்து நம்ம நினச்சி பார்த்து ஆசைப்படுறது வேறு நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம ஃப்ரெண்டு சாப்பிட்டு மாப்பிள்ளைக்கு பாரு நல்லா இருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பட் உனக்கு தான் சாப்பிட கொடுத்து வைக்கல அப்படின்னா மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் வரும்ல அந்த ஏக்கம் தாங்க வேற எதுவுமே இல்லை டிடிஎஃப் நம்ம ரோட்ல அப்படியே சூப்பராக ஓட்டிட்டு வந்துட்டு போது திடீர்னு ஒரு டனலை பார்த்தேன் சரி உங்களுக்கு விளாக் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி கேமரா ஆன் பண்ணுறேங்க கேமரா ஆன் ஆக மாட்டேன்ருச்சு ஸோ வந்து கேமரால ஒரு சின்ன பக்கு எல்லா கோப்ரோ கேமராலையுமே இந்த காமனான ஒரு பக் இருக்குங்க ஸோ வந்து திடீர்னு கேமரா ஆன் ஆகாமல் போயிடும் ஸோ வந்து நம்மளோட கோப்ரோ பேட்டரியை கழட்டி மாட்டினோம்னா எல்லாமே சரியாயிடும் ஆடா ஆடா ஆடா ஆடா என்ன ஒரு அழகான ஒரு எக்ஸாஸ்ட் நோட்டு ஆக்சுவலி போன வாட்டி இந்த மாதிரி ஒரு வழியிலலாம் நம்ம சத்தியமாக வரவே இல்லை நல்ல ஞாபகம் இருக்குது அண்ட் வந்து இந்த டனல் எல்லாமே இப்போ தான் ரீசெண்டாக கட்டியிருப்பாங்க போல் அப்பா ரோட்டில் ஃபுல்லாக ஜல்லிக்கல்லை கொட்டி வச்சுருக்காங்கங்க ரோடு வேலை நடக்குது போல் அதனால தான் வந்து இப்போ என்ன வண்டி மேலே ஏறி நின்ட்டு அப்படியே ஆஃப் ரோட் ரைட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் அதுவும் உட்காந்தே ரைட் பண்ணலாங்க உட்காந்து ரைட் பண்ணோம்னா அப்படியே வண்டி குதிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி பாடியெலாம் லைட்டாக பெயின் ஆகிக்கிட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் வண்டி கொஞ்சம் ஸ்டெபிலைசேஷனாகவே இருக்காது இதுவே நின்றுட்டு ஓட்டினோம்னா ஒரு ஸ்டெபிலைசேஷன் கிடைக்கும் காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிட்லைங்க செம்ம பசி போய்கிட்டே இருக்கலாம் எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்கலாம் இங்கேயும் ரோடு ஒரு மாதிரி தான்ப்பா இருக்குது குழியில் வருதுப்பா <laughs> சத்தியமாக போன வாட்டி இந்த வழியிலலாம் வரலங்க இன்னும் நம்ம பதன்கோட் எக்ஸாக்டா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னு தெரில அப்ராக்சிமேட்டா ஒரு செவன்ட்டி கிலோமீட்டர் சம்திங் இருக்குங்க அந்த எழுபது கிலோமீட்டர் தாண்டிட்டோம்னா வைங்களேன் அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு சிம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நம்ம ஃபோன்லேயும் சிக்னல் வர ஆரம்பிச்சிருங்க தலை கிருக்கிருன்னு சுற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால் இங்கே ஒரு ஹோட்டல் இருக்கா அதான் வண்டியை அப்படியே திருப்பிட்டேன் ஐயோ கீழே இறங்குறது தான் ரொம்ப கஷ்டங்க ஏன்னா காலில் ரத்தம் கட்டியிருக்கா அப்பா பரவாயில்ல பெரிய வழி ஒன்றும் இல்லாமல் அப்படி இறங்கியாச்சு டயர் நல்லா பல பலன் தாங்க இருக்குது பட் இருந்தாலும் வந்து பண்ணால் லைஃப் குறைஞ்சிருச்சு முன்னாடியும் அதே மாதிரி தான் நல்லா தான் இருக்குது டைம் எவ்வளோ ஆச்சுன்னா டூ தேர்ட்டி ஆச்சுங்க ஒரு வழியாக ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு வயிறு நிறைஞ்சுதான்னு கேட்டால் வயிறு நிறைஞ்சுதுங்க எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குங்க என்னென்னு வந்து பண்ண கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிரும் ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடி பசிக்க ஆரம்பிக்கும் ஸோ வந்து ஹோட்டல்லாம் அதாவது நம்ம ரூம்லலாம் தங்கினோம்னா என்ன பண்ணுவேன்னு வந்து பாருனா சாப்பாடு வாங்கிடுவேன் கொஞ்சம் சாப்பிட்டு வச்சிடுவேன் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவரை கழிச்சு மல்டி பசிக்கும் அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பட் இந்த மாதிரி கடையில் வந்து சாப்பிடும்போது அப்படி பண்ண முடியாது ஏன்னு வந்து பண்ண இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும் அதனால கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டேங்க ஸோ வந்து மிச்சதை வந்து பண்ணால் அண்ணாங்கிட்டே கொடுத்துட்டேன் கம்மியாக தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஓகேங்க மிச்சதெல்லாம் வந்து வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போக போக பிளாக் கண்டினியூ பண்ணுறேன் டிடிஎஃப் அண்ட் வந்து இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிடும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் பசிக்கும் அப்படிங்கிறவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இருக்கிற சேம் பிரச்சனை எத்தனை பேத்துக்கு இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேங்க ஓகேங்க வாங்க இப்போ வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம் இன்னும் நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா five hundred and forty two kilometres இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி கிலோமீட்டர் சம்திங் ஓட்டிட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அசால்ட்டு பண்ணிடலாம் நம்ம தம்பி நம்ம கூட இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்குங்க அந்த கன்னியாகுமரி தம்பி நம்மளை கூட லிஃப்ட் கேட்டு பார்க்க வந்தாங்கல்ல ஸோ வந்து நான் சொன்ன டெல்லியிலே கொண்டு போய் ட்ராப் பண்ணுற தம்பு வா தம்பு அப்படின்னு சொன்னேன் ஆக்சுவலி நம்ம தம்பிக்கும் நம்ம கூட இருக்கணும்னு தான் ஆசை பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வீட்டில் ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுங்க அதனால தான் வந்து பண்ண தம்பி அவசர அவசரமாக போயிட்டான் அப்படி சப்போஸ் நம்ம கூட டெல்லி வந்திருந்தாலும் இன்னொரு த்ரீ டேஸ் சம்திங் வெயிட் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து பண்ண ட்ரெயின் வந்திருக்குமாம்மா ஏன்னா வாரத்துக்கு ஒரு ட்ரெயின் தான் சம்திங் இருக்குன்னு சொன்னோம் எனக்கு சரியா தெரில டெல்லியில் அடிக்கடி ட்ரெயின் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இங்கே தான் மேபி வாரத்துக்கு ஒரு ட்ரெயினாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு வேறு ஃப்ளைட்லாம் ஏற தெரியாதுங்க இவ்வளோ நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அதனால அப்படியே ஏறிட்டோம் ஸோ நம்மளே கஷ்டப்பட்டு போய் ஃப்ளைட் ஏறணுங்க இத்தனைக்கும் வந்து பண்ணால் காலங்காத்தால் புக் பண்ணி வச்சுருக்கேன் கரெக்டாக டைமிங்கு போக முடியுமாங்கிறது வேறு டவுட்டு தான் அங்கே வேறு எக்கச்சக்க பேக் செக்கிங் இருக்கும் எல்லாத்தையும் கடந்து தான் போகணும் சரி ஏதாவது பண்ணுவோம் நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பண்ணால் ஏர்போர்ட்டில் தமிழ் பேச மாட்டாங்க அங்கேயே ஒரு மொழி பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் இப்போ நம்ம சொல்லவா வேணும் டெல்லிக்கு போய் தான் ஏற போகிறோம் அங்கே மொழி இன்னும் பெரிய பிரச்சனையாக இருக்கும் நம்ம பஞ்சாப்குள்ளே என்ட்ராக போகிறோங்க இதெல்லாம் பதன்கோட்டோட என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன் எஸ் எஸ் இது பதன்கோட்டோட என்ட்ரன்ஸ் தான் அண்ட் இந்த இடம் ஞாபகம் இருக்காங்க ஸோ வந்து இந்த இடத்துலேருந்து தான் கிளம்பி போய் மணாலிக்கு போனோம் ஏ அந்த ட்ரக்கு செம்மையாக இருக்குப்பா கேம்லலாம் வர்ற மாதிரி இருக்குங்க உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுதாங்க ஸோ வந்து இந்த ஊர்லேருந்து இப்படி போய் மணாலிக்கு போய் அப்படியே லடாக்கியே சுற்றி மறுபடியும் ஸ்ரீநகருக்கு வந்து மறுபடியும் வந்த இடத்துக்கே திரும்பி வந்திருக்கோம் பட் போகும்போது வேறு வழியில் போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஃபோனில் சிக்னல் வந்துருச்சுங்க கரெக்டாக பதன்கோட்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் ஃபோனில் சிக்னல் வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு சிம்மை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தான் வந்து பண்ணால் நம்ம தங்கியிருந்த ரூமை பார்த்தேன் ஸோ வந்து கரெக்டாக அங்கேயே கேமரா ஆன் பண்ணலாம்னு நினச்சேன் சரி கரெக்டாக நம்ம இந்த பார்டர் கிட்ட வந்துட்டு ஆன் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன் இத்தனை மணிக்கு போய் நம்ம ரீச் ஆகும்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா டுவெல் தேர்ட்டிக்கு போய் ரீச் ஆகும்னு சொல்லி நம்ம கூகுள் மேப் சொல்லுது எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே போயிடலாங்க எங்கேயுமே போகக்கூடாது நான் ஸ்டப்பாக போகணும் கரெக்டாக டைமிங்க்கு முன்னாடி போகணும்னு நினச்சிட்டோம்னா போதும் இந்த கூகுள் மேப் சொன்ன டைமை விட எதிர்பார்க்க முடியாத மாதிரி சீக்கிரமாக முன்னாடி போய் ரீச் ஆகிடலாம் பட் நான் வந்து பண்ண அப்படியே ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லி தான் அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கேங்க எங்கே டீ குடிக்கணும்னு தோணுதோ அங்கே டீ குடிச்சிட்டு பொறுமையாக போகலாம் வாங்க பட் பரவாயில்லைங்க ஜஸ்ட் ஒன்றரை நாளில் கிட்டத்தட்ட மூணாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்துட்டோம் சும்மாவா மாஸ்க் காட்டிட்டோம்ல இன்னொரு நாள் ஏதாவது இந்த மாதிரி ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணலாங்க அப்போ வந்து உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி பண்ணலாம் முடியாத பட்சத்துக்கு இந்தியா இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரி இந்த ஹிந்தியை கற்றுக்கணும்னு நானும் நினைக்கிறேங்க அதனால தான் வந்து பண்ண டயர்டாகி ரெண்டு அசிஸ்டண்ட் வச்சுட்டேன் தோ பீப்புள்ஸ் ஒன்று நல்ல பிரெயின் நல்ல பாடி குட் மேன் இன்னொன்று சிம்பிளி வேஸ்ட் சும்மா தான் சொன்னேன் நம்ம பிரவீனனாக்கும் நம்ம ஜெயஸ்ரீக்கும் ஹிந்தி தெரியுமா அதனால ஒரு பேச்சக் சொல்லிக்கிறது அசிஸ்டன்ட்னு சொல்லி யாருக்கிட்டையாவது ஹிந்தி பேசணும்னா ஃபோன் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துட்றது ரெண்டு பேத்துக்கும் ஹிந்தி பேச தெரிஞ்சதுனால நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சப்போஸ் யாராவது பிஸியாகவோ இல்லை ஃபோன் எடுக்காமையோ இருந்தாங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்துட்றது எப்படா ரோடை கிராஸ் பண்ணுறீங்க மனசாட்சியோட ரோடை கிராஸ் பண்ணுங்கடா ஒன்று குடுகுடுன்னு போயிடணும் அப்படியே மெதுவாக ரோடு கிராஸ் பண்ணுறது டைம் எவ்வளோ ஆச்சுன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ஆச்சு இன்னும் நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா just three hundred and fifty kilometres தாங்க இருக்குது நம்ம பைக் எடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட இரநூத்தொம்பது கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்துட்டோம் அழகான சூரியன் மறைஞ்சே போயிடுச்சு இருட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ வந்து பெட்ரோலும் கம்மியாக தான் இருக்குது அதனால் ஏதாவது ஒரு பெட்ரோல் பங்க் வந்துச்சுன்னா ஜம்முன்னு போய் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு கிளம்பிடலாம் டிடிஎஃப் குளிர் ஆரம்பிச்சிருச்சுங்க முன்னாடியே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் கரெக்டாக அஞ்சு மணியை தாண்டினோடனே குளிரும் அப்படின்னு நினச்சோம் அதே மாதிரி குளிர் ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலி வர்ற வழி ஃபுல்லாமே இந்த மத்தாங்க மரம் கவர் பண்ணி சூப்பராக இருக்குங்க போகிற வழியெல்லாம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு புறப்பட்டாச்சுங்க காசு கொடுத்துட்டோமா ஆ கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தோம் சேஞ்ச் கூட கொடுத்தாங்க சில வாட்டிலாம் இப்படி டவுட்டு பட்டுக்கணுங்க அப்படி இல்லைன்னா மறந்து போய் என்றைக்காவது போயிட்டோம்னா அப்புறம் பெரிய விபரீதமாக போயிடும் பெட்ரோலை ததும்ப ததும்ப வண்டியில் நிரப்பி விட்டு காசே கொடுக்காமல் டாட்டா கட்டிய டிடிஎஃப் சொல்லி போட்டாலும் போட்டுருவாங்க அதனால நம்ம எப்பவுமே கொஞ்சம் இந்த விஷயத்தில் உஷாராக இருந்துக்கணுங்க என்ன மாப்பிள்ள பைக் தான் ஓட்டிட்டு இருந்தேன் திடீர்னு என்னடா இங்க உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் அது வேற எதுவுமே இல்லைங்க பைக் ஓட்டிகிட்டே வந்துட்டு இருந்தேன்னா வைசர் ஓப்பன்ல தான் வச்சு ஓட்டிட்டு இருந்தேன் ஏன் வந்து பண்ணா வைசர் க்ளோஸ் பண்ணா ஆப்போசிட்ல லைட் அடிக்கும் போது கிளார் அடிக்குது அதனால தான் வந்து பண்ண வைசர் ஓப்பன் பண்ணியே ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தேன் நல்லா சில்லர் காத்தடிச்சுட்டே இருந்துச்சுங்க சரி நானும் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தேன் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பண்ண தலை நல்லா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த சில்லான காற்றை சுவாசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு மாதிரி தலையில் வெயிட்டான மாதிரி வலிக்கும்ல அந்த மாதிரி பெயின் ஆக ஆரம்பிச்சிச்சு சரி ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி காஃபி குடிச்சிட்டு இந்த ஜண்டு பாம்பும் சரி இந்த விக்ஸும் சரி இன்ஹேலரும் சரி ரெண்டையும் எடுத்துக்கிட்டேங்க இப்போ கொஞ்சம் தலைவலி பரவாயில்ல இதுக்கப்புறம் வண்டியில் ஏறி உட்காந்தோம்னா அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடலாம் இன்னும் நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஒரு two hundred and fifty kilometres something இருக்குங்க அவ்வளோதான் ஓகேங்க மிச்சதெல்லாம் வந்து பண்ணால் வண்டி எடுத்துகிட்டு போக போக வ்ளாக் பண்ணுறேன் ரெண்டு காஃபி குடிச்சேங்க ரெண்டு காஃபியுமே செம்ம டேஸ்ட்டு ஸோ வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள் கடை பேர் எனக்கு சரியாக தெரில அதுவும் அது அங்கே போட்டிருக்காங்க பட் இந்தியில் போட்டிருக்கனால சரியாக தெரிலிங்க பட் நல்லா இருக்குது உள்ள ஹோட்டலு வெளியே வந்து பாருங்கள் இந்த கடை இந்த கடைக்காரண்ணா கிட்ட சொன்னாலே போதும் நமக்கு ஜம்முன்னு ஒரு காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க அண்ட் வந்து இந்த சிப்ஸ் வாங்கியிருக்கேங்க ஆக்சுவலி வந்து பண்ணால் நான் லேஸெல்லாம் சாப்பிட மாட்டேன் பட் அன்றைக்கி ஒரு நாள் வந்து பண்ணால் நம்ம கரெக்டாக காற்றால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வேறு வழியே இல்லை நம்ம ஊர் சிப்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொல்லி லேஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன் அப்புறம் பார்த்தா நம்ம எண்ணெயில் போட்டு ஒரு சிப்ஸ் எடுப்போம் இல்லைங்க நம்ம ஊரில் அந்த சிப்ஸு பேர் கூட சொல்லுவாங்களே பொட்டேட்டோ சிப்ஸு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த சிப்ஸுங்க அப்படியே நம்ம ஊர்லலாம் எப்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை வந்து ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹைடெக்கான கவரில் போட்டு பேக் பண்ணியிருந்தாங்க எனக்கு பயங்கர சந்தோஷம் எப்போ இந்த சிப்ஸை தாப்பா தேடிட்டு இருந்தேன்னு சொல்லி சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டேன் இங்கே பார்த்தோன்னே சரி ஆசையாக இருந்துச்சு வாங்கினேன் பட் சாப்பிட்லைங்க தலைவலி இருந்ததுனால சரி போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் இங்கே இல்லைன்னா ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இதை தூக்கி அப்படியே வண்டியில் கட்டிட்டு அப்படியே போக வேண்டியதாக டிடிஎஃப் ஓகேங்க மிச்சதெல்லாம் மோட்டோ வாக்கிங்கில் கண்டினியூ பண்ணுறேன் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா எயிட் ஃபார்ட்டி ஆச்சுங்க இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருப்பேன் எயிட் ஹண்ட்ரட் சி என்ன எயிட் ஹண்ட்ரட்னு சொல்கிறேன் ஓ எயிட் தேர்ட்டி சிக்ஸை பார்த்து தான் அப்படியே எயிட் ஹண்ட்ரட்னு சொல்கிறேன் போல் லைட்டு வேறு உங்களுக்கு கிளியர் அடிக்கும் இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆ தமிழ்நாடு பையா Tamil Nadu to Jammu Kashmir just one point five days 1.5 days? Yeah. 3,500 kilometers completed in 1.5 days. no foods, no sleeps. Continue right. okay, bhaiya. Thank you. Thank you. Okay bye அடடடா இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல உள்ளங்களை மீட் பண்ணி அப்படி ஒரு தம்பப்பை வாங்கும் போது தாங்க நமக்கே ஒரு எனர்ஜி வருது இப்போ தட்டி தூக்கிடலாம் அதே சில்லுன்னு காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சுப்பா வயசுல மூடிடுவோம் இல்லைன்னா மறுபடியும் தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி ஒரு ஜண்டு பாம்பு எடுத்து நெத்தியில் தேய்க்கும் போது தாங்க அப்படியே ஜம்முன்னு இருக்குது ஆக்சுவலி நான் இதுக்கு அடிக்ட் கிடையாது அதுக்குன்னு அடிக்ட் இல்லைன்னு சொல்லிட முடியாது அது ஒரு மாதிரிங்க ஆனால் விக்ஸ் மேலே எனக்கு செம கோவம் ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் விக்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரண்ட் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன் எப்படி இந்த இருட்டில் உங்களுக்கு தெரியாது அதனால ஆஃப்லேயே வரட்டும் ஸோ வந்து விக்ஸெல்லாம் ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லா தாங்க இருந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வந்து தலைவலியை சரி பண்ணுறது கிடையாது தலைவலியை அப்படியே தக்க வச்சுக்குது அப்படியே அது நம்ம கூடயே கண்டினியூவாக ட்ராவல் பண்ணுற மாதிரி விக்ஸ் பண்ணுது அதுவும் இல்லாமல் அது கொஞ்சம் வருஷமாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை அதுக்கப்புறம் நான் ஒன்றும் நான் மாற்றி மாற்றி மாற்றி இப்போ ஜண்டு பாம்பில் வந்து நிற்கிறேங்க இந்த ஜண்டு பாம் சவுப்பு கலர் எடுத்து நெத்தியில் போட்டால் அப்படியே தக தக தக தக தகன்னு எரியும் ஜம்முன்னு அப்படியே சுகமாக இருக்கும் இன்னும் நம்ம டெல்லிக்கு ஒன் செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது ஆனால் லைட்டாக ஒரு மாதிரி ஒமட்டுற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க அதாவது வாமிட் வர்ற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது ஒருவேளை அந்த சில்லான காற்றை சுவாசித்தோம்ல தலைவலி கூட வந்துச்சு இல்லைங்க மேபி அதனால நினைக்கிறேன் தேங்க்ஸ்க்கா <laughs> ஹிந்தி நையா தாக்கா ஓகே பாய் அப்பாய் போயிட்டு வரேன் ஓகே மச்சா ओके भाई ओके बच्चा पोइट रम भाई योर इंस्टाग्राम हैंडल हां एक सेकंड एक सेकंड मांग स्नैप स्नैप नो स्नैपचैट भैया इंस्टाग्राम यार इसमें नहीं है इसमें ओ कुड़ंग कुड़ंग ये फोन यार यूट्यूब पर तेरा यूट्यूब मेरा यूट्यूब चैनल दिस इज मेरा यूट्यूब चैनल भैया okay subscribe and bell icon also या thank you love you lot this is मेरा इंस्टाग्राम भैया प्लीज फॉलो बैक ऑल्सो या ऑफ कोर्स भैया 1 million. Uh, yeah, bhaiya. <laughs> Thank you. Okay, bhaiya, bye. Love you. க்ளவுஸும் ah. மாற்றி போட்டேங்க ஆக்சுவலி செம பசியாக போகிற வழியில் அதுவும் இல்லாமல் தலைவலி ஜாஸ்தியாகிட்டே போச்சுங்க அதனால சரி ஜம்முன்னு ஒரு டீ குடிச்சிட்டு போகலாமேன்னு சொல்லி வண்டியை ஓரமாக நிறுத்தினேன் அப்புறம் இங்கே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க நல்லா பேசினாங்க தங்கமான ஆளுங்க பட் லைட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா டைட்டாக இருக்காங்க அவ்வளோதான் பட் நல்லா பேசினாங்கப்பா அப்படியே நல்லா கண்டினியூஸாக நாங்கள் ஃப்ளூயண்ட்டாக பேசிகிட்டு இருந்தோமா நடுவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதாவது நான் வந்து பண்ண கம்மியாக தான் பேசினேன் அவங்க நிறைய பேசினாங்க நான் இருந்துட்டு ஆமாம் பையா இல்லை பையா அப்புறம் பையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்தியிலேயே அதுக்கப்புறம் நடுவில் வந்து பண்ண ஏதோ கண்டினியூஸாக பேசினாங்களா ஒன்றும் புரியல அப்புறம் ஹிந்தி நயாத்தா பையா அப்படின்னா ஹிந்தி நயாத்தா இப்போ நல்லா ஹிந்தி பேசுகிறீங்களே அப்படின்னாங்களா அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் பையா ஹிந்திலேயே நல்லா தெரியும் அப்படின்னேன் அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா பேசிவிட்டு இந்த கடையிலேருந்து கிளம்பும் போது எவ்வளோ பையா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஸோ வந்து அவங்க இருந்துட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்னமோ ஏய் ஏன் மாப்பிள்ள இப்படி துரத்துறீங்க ஸோ வந்து பையா எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்களுக்கு புரியல கித்தனை பைசா பையா அப்படின்னு அவங்க ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஏன்டா இவங்க இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நானும் பேன்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் இந்த அண்ணாங்கெல்லாம் வந்து எவ்வளோ ஆச்சு பையா என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இதெல்லாம் சாப்பிட்டாங்கங்க அப்படின்னு சொல்லி இந்தியில் ஏதோ காசை சொன்னாங்க அப்புறம் வந்து two hundred and fifty rupees ஆச்சு பையா அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஐநூறுரூபா நோட்டு எடுத்து கொடுத்தேன் அந்த கடைக்காரனாட்ட சேஞ்ச் இல்லையா இந்த நாங்களே அந்த ஐநூறுரூபா எடுத்துகிட்டு போய் அவங்களே சேஞ்ச் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க எனக்கு செம ஹாப்பி அட பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து பொண்ணுங்களை கூட இப்படி கம்பேர் பண்ணுவாங்க எல்லா மாடர்ன் ட்ரெஸ் போட்ட பொண்ணுங்களும் கெட்டவங்களும் கிடையாது எல்லா சாரி கட்டின பொண்ணுங்களும் நல்லவங்களும் கிடையாது அந்த மாதிரி சொல்லுவாங்களே அதே மாதிரி வந்து பண்ணால் குடிக்கிறவன் வந்து கெட்டவனும் கிடையாது குடிக்காதவன் வந்து நல்லவனும் கிடையாது அந்த மாதிரி தான் இங்கே இருந்துச்சு நல்லா தங்கமான ஆளுங்களாக இருந்தாங்க ஸோ வந்து இப்போ நம்ம என்ன ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கோம்னா ஹரியானா ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கோங்க நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் எனக்கு எக்ஸாக்டாக தெரில ஹரியானாலையும் பஞ்சாப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரவுடிஸும் இருக்கும் சேம் டைமில் கொஞ்சம் லைட்டாக ட்ரிங்க் பண்ணுவாங்க பட் பாசக்காரங்களாக இருப்பாங்க பட் செம்ம பாசங்க இவங்க எனக்கு அது பிடிச்சிருந்துச்சிங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பட் பார்த்துருந்துக்கணுங்க எப்போவுமே எல்லாத்தையுமே நம்பிடக்கூடாது ஸோ வந்து இன்னும் நைன்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க ஜஸ்ட் டூ ஹவர்ஸ் ஜேர்னி தான் ஜம்முன்னு போய் ரீச் ஆகிடலாம் வீடியோ எடிட்டிங் வேறு இருக்குங்க அதுதான் ஒரே யோசனையாக இருக்குது நைட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு மணிக்கு போய் ரீச் ஆகும்னு சொல்லி வச்சுக்கலாம் ஒரு மணிக்கு ரீச் ஆகி வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணுறக்கு காலையில் அஞ்சு மணி ஆறு மணி ஆகிடும் அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்சு மறுபடியும் பைக் சர்வீஸ் கொண்டு போய் விடணும்ப்பா செம டயர்டாக இருக்கே கடவுளே சத்திய குறு கடவுளே எப்படியாவது வீடியோ எடிட்டிங் பண்ணி முடிச்சுட்டு தான் தூங்கணும் சோம்பேறித்தனம் வந்துடவே கூடாது ஏன்னா கிட்டத்தட்ட டுவெல் ஹவர்ஸ் பக்கம் பைக் ஜேர்னி பண்ணியிருக்கோங்க இன்னைக்கு ஸோ வந்து டுவெல் ஹவர்ஸ் பக்கம் பைக்கை மட்டுமே ஓட்டியிருக்கோம் அது போக மிச்சம் ரெஸ்ட் எல்லாம் டைம்லாம் கணக்கு வைக்க வேணாம் ஸோ வந்து பன்னெண்டு மணி நேரம் பைக் ஓட்டினோம்னா அந்த சின்ன டயர்டு இருக்கும்ல இத்தனைக்கும் வந்து பண்ணால் இப்போ தான் வந்து அந்த அவ்வளோ பெரிய மலை ஏறி இறங்கிட்டு வந்தோம் அந்த டயர்டும் இருக்கும்ல வீடியோ எடிட் பண்ணும்போது தூக்கம் சொக்காமல் இருந்தால் சந்தோஷங்க நான் நிறைய வாட்டி என்ன தெரியுமா சம்பவம் பண்ணி விட்டுருவேன் வீடியோ எடிட்லாம் கஷ்டப்பட்டு பண்ணி முடிச்சிடுவேன் அப்லோடும் பண்ணிவிடுவேன் அந்த தம்னேல் எடிட் பண்ணுற டைமில் வந்து பண்ண தூங்கிடுவேன் அப்புறம் காலையில் கரெக்டாக கண்ணு முழிச்சு பார்ப்பேன் கரெக்டாக பதினோரு மணி பதினொன்று பத்து பதினொன்றரைக்கு எந்திரிச்சிருவேன் அடக்கடவுளே அடே நைட்டு ஃபுல்லாக இவ்வளோ கஷ்டப்பட்டது வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன் அதனால இன்னைக்கு எடிட்டிங் முடிச்சிட்டோம்னா கையோட அந்த தம்னையிலையும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு தூங்கிடலாம் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா டுவெல் ஃபைவ் ஆச்சுங்க இன்னும் நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஜேர்னின்னு சொல்லி காட்டுதுங்க நம்ம கூகுள் மேப்பு ஸோ வந்து இவ்வளோ நேரம் வந்து பண்ணால் நம்ம ஜான்சன் அண்ணா கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தோம் யாருன்னு தெரியுதாங்க நம்ம கூட போன வாட்டி நேபாள் ரைடை முடிச்சுட்டு வரும்போது அவங்க கூட இருந்துட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோமே ஸோ வந்து டெல்லி வரேன்னு சொல்லி அண்ணா கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணேன் ஆக்சுவலி ஜான்சன் அண்ணாக்கும் அவங்க ஃபேமிலி அண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே நம்ம மேலே செம்ம பாசமாக இருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாள் ரொம்ப மாசமாகவே கூப்பிட்டுட்டு இருக்காங்க நான் கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் அந்த சைடு வருவேன்னா கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி கிளம்புற டைமில் முன்னாடியும் கூப்பிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ அகெயின் பேசினேங்க நம்ம இந்தியாவோட தலைநகரமான டெல்லிக்கு வந்து ரீச் ஆகாச்சு டிடிஎஃப் அதுவும் நம்ம நியூ டெல்லிக்குள்ளே தான் இருக்கும் அண்ட் வந்து நம்ம ரூமுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது ஸோ ஊருக்குள்ளே வந்தவுடனே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் டிராஃபிக் இருக்க தாங்க செய்யுது நைட் டைமுங்கிறதுனால கூட கொஞ்சம் எஸ்கேப் ஆகிக்கலாம் டே டைமில் மாட்டினோம் முடிஞ்சிருவோம் <laughs> அதுவும் இல்லாமல் போன வாட்டி நம்ம வந்த டைமு வெயில் காலம் ரொம்ப வெந்து கருகி போயிட்டேங்க இந்த ஊர் வெயில்ல பரவாயில்ல இந்த வாட்டி நைட்டுங்கிறதுனால கொஞ்சம் குழு குழு இல்லை இல்லை இல்லை இந்த வாட்டியே ஃபுல்லாமே குழு குழுன்னு தான் இருக்கும் நினைக்கிறேன் டே டைமாக இருந்தாலும் கூட ஆனால் டிராபிக் மட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க என்ன மூடியெல்லாம் வளர்த்திட்டீங்க என்னன்னா வளைச்சு வளைச்சு வீடியோ எடுக்கிறேன் வேணாம் வேணாம் வேணாம் வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் வண்டியில் ஏறுங்க டேங்க் மேலே ஏறி உட்காரணும் சரி வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம் ஆ எதுனா வர்ற வழியில் பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு பிடிச்சிக்கலாமே எதுக்காவது ஆனால் பிளாஸ்டிக்கை போடாதுண்ணா வெளியே எடுங்க வாங்க வாங்க கூப்பிட்டு எடுங்க வாங்க நீங்கள் மோடியோட லவர் தானே அவர் என்ன சொல்லியிருக்காரு ஸ்வச் பாரத் சொல்லியிருக்காரு வாங்க ரூமுக்கு போய் போட்டுக்கலாம் வாங்க நம்ம ரூமுக்கு வந்து ரீச் ஆயாச்சு டைம் எவ்வளோ ஆச்சுன்னா அதிகாலை எட்டு மணி ஆச்சு என்ன வாசம் நைட்டு படுத்து தூங்கிட்டியா காலையில் உட்காந்து எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு அலரம் வச்சு காலையில் எழுந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் அதுதான் கிடையாது ஆக்சுவலி என்னாச்சுன்னு வந்து பண்ண நைட் ஃபுல்லாக உட்காந்து வீடியோ எடிட் பண்ணி இப்போ தான் வந்து பண்ண போய் அப்லோட் பண்ணி விட்டு அப்படியே லேப்டாப்பை தூக்கிட்டு வந்திருக்கோங்க ஸோ வந்து இந்த ரூமில் வந்து பண்ணால் ஒய்ஃபை இல்லை ஆக்சுவலி ஒய்ஃபை இருக்குது பட் வந்து நாங்கள் ரீசார்ஜ் பண்ணல நம்ம ஜான்சன் என்ன ஃபன் பண்ணாருன்னு வந்து பண்ணால் ஒரு ரெண்டே நிமிஷம் இருங்க நான் என் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலான என்ன என்னன்னு கேளுங்க அப்படின்னாங்க ரெண்டு மணி நேரம் ஆகுது ரெண்டு மணி நேரம் ஆகுது ஃபோன் பண்ணால் தூங்கிட்டு இருக்கேன்டா நான் என்னால் வர முடியல கொஞ்ச நேரம் கழிச்சு வர அப்படின்ட்டாங்க ஆமாங்க ஸோ வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இன்னொரு வீடு அண்ணனோட இன்னொரு வீடு இருந்துச்சு ஸோ அந்த வீட்டுக்கு தான் போய் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறதுக்கு போயிருந்தோம் எப்படியோ ஒய்ஃபைல வீடியோ அப்லோட் போட்டு விட்டுட்டு இப்போ இந்த வீட்டுக்கு வந்தாச்சுங்க ஓகே ஸோ வந்து இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன் நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான் தட்டிட்டுக்கோங்க ஸோ வந்து ஏவாசா இவ்வளோ தாடி ஏவாசா இவ்வளோ மீச வளர்த்திருக்கேன்னு சொல்லி நம்ம பசங்க கேட்டாங்க நம்ம சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தேங்க எல்லாம் அவளை மறக்கத்தான் <laughs> அப்படிலாம் கிடையாது எதனால நான் தாடி மீசையில் எடுக்காம வச்சுருக்கேன் அது இங்க நம்ம மொழி பிரச்சனை வேற இது இல்லைங்க நம்பி தாடியை கொடுக்க முடியல ஆமாங்க தாடியை கூட கொடுத்துல அந்த மீசையை கொடுக்க முடிய மாட்டேங்குதுப்பா பாதி பண்ணி வச்சிருக்காங்க பாதி எடுக்க மாட்டாங்க ஆமாங்க <laughs> அது மொழி பிரச்சனையா இருக்கிறதுனால அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது நம்ம என்ன சொல்ல வரோம் என்ன மாதிரி கட்டிங் சொல்ல வரோம்னு ஓகே ஸோ வந்து இந்த வீடியோ இதில் என் பண்ணிக்கிறேன் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் தட்டிட்டுக்கோங்க டடப்பை போய் டேக் கேர் அவ்வளோ வேகமாக போகணும் சரி வைப்பாங்க அது மாதிரி ஹெல்மெட் போட மாட்டே இருக்காதிங்க நம்ம பைக் அந்த எண்டில் நிற்கிது பார்த்தீங்களா அங்கே திரும்ப போய் கேர் எவ்வளோ போய் ஹெல்மெட் போட வேண்டிட்டு பை டீட்டெயில் கோர் மிஸ் லாட்ஸ் பார்த்து பத்திரமா பாருங்க லவ் யூ கோர் டீட்டெயில்